நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்க்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உசிதமான கோதுமை நான் போஷித்து கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிற கத்த இன்றைக்கு உங்களுக்கு திருப்தியாக்கி உங்களை நடத்துவாராக சரி இந்த நாளிலே கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ரூத்தின் சரித்திரம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்தப்படுகிறார் என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை தெய்வனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு மனுஷர்கள் கேட்குற உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள் உங்களுக்கு அன்பானவர்கள் கூட கேட்பார்கள் மனுஷர்களால் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற பண்ண முடியாது ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் இடத்துக்கே உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று கற்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்கிறான் என்று மனுஷனிடத்தில் நீ எவ்வளவோ நீ கேட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் தோல்வியை நீ அனுபவித்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ இன்றைக்கு கண்ணீரோடு உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்லும் வேதம் சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லி அன்னால் கேட்டால் தனக்கு வேண்டிய காரியத்தை அவள் கேட்டதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஆண் குழந்தை அவள் கேட்டாள் கத்தரோ ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு தேவன் கொடுத்தார் குழந்தையாக இரண்டாவதாக சாலமோன் ஞானத்தை கேட்டார் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் அவனுக்கு தேவன் திரளாய் தேவன் கொடுத்தார் உனக்கு என்ன வேண்டும் அது தேவனிடத்தில் கேள் தெய்வ பிள்ளையும் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தத்துவப்படுகிறார் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன தேவை இன்றைக்கு ஆண்டவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றி உன்னை அவர் ஆசிர்வதிப்பார்கள் இந்த வார்த்தைகளை யார் போவா ரூத்தை பார்த்து சொல்லுகிறார் அவனுக்கு என்ன உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அதற்கு அவள் என்ன செய்தார் அவளை அவளை குறித்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவள் குணசாலியான ஸ்திரீ என்று தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு வேண்டியபடியெல்லாம் கத்தர் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் நல்ல குணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலையோ முத்துக்களை பார்க்கிலும் அதிகமானது என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை நல்ல குணங்கள் தேவை உங்களிடத்தில் தேவன் நல்ல குணாதிசயங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு நல்ல குணங்கள் வேண்டும் நற்குணசாலிகளாக நாம் இருக்க வேண்டும் நல்ல குணங்கள் வேண்டும் இந்த ரூத் இடத்துல நல்ல ஒரு குணம் இருந்தது பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இழப்புகள் எதை எதெல்லாமோ இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்து போனார் ஆனாலும் அவருடைய நற்குணத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட்டது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது இடிந்து போன அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது ஒருவேளை உங்களிடத்திலே நல்ல குணங்கள் இருக்கலாம் அந்த குணத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகளையும் இன்றைக்கு ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி உங்களை அவர் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நல்ல குணத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அது அப்படின்னாலே வேதம் சொல்கிறது நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி நல்ல குணம் என்று சொன்னால் நல்ல கனிகளை வெளிப்படுத்துவதால் நல்ல குணாதிசயமாக மாற முடியும் ஆவியின் கனிகள் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டை வாசித்து பாருங்கள் அது நல்ல குணங்கள் நல்ல கனிகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஆவின் கனிகள் நிறைந்தவர்களாக நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் செய்வேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஜீவ வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிரதிகள் ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசின ஒரு வார்த்தை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று எங்களோடு கூட நீர் பேசினீரையா இந்த வாக்கு திட்டத்தின்படியே நீ இந்த நாளில் எங்களை ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி அதற்கு எங்களிடத்தில் தேவையான ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லி எங்களுக்கு நல்ல குணங்கள் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நற்குணசாலிகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்தவர்கள் நல்ல கனிகள் ஆண்டவரே ஆவின் கனிகள் நிறைந்தவர்களாக ஆண்டவரே நல்ல கனிகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக நல்ல குணங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே பிரைஸ் லார்ட் காட் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஆமாம்